பாரு ஷார்ப்பா ஒருத்தனை ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவோ கன்ஸ்கிட்டோட ஒரு ஸ்பெஷல் ட்ரிக்கு தான் இந்த ட்ரிக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஈவோ கன் ஸ்கின் இருந்தால் அது எத்தனாவது லெவல் வச்சுருக்கீங்க நீங்கள் எந்த கன் ஸ்கின்னு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இந்த ஹிண்ட் தான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம எனிமே கில் பண்ணதுக்கப்புறமா அந்த டெட் பாடி இருக்கு அந்த டெட் பாடியில் சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது பாருங்கள் இது நம்ம சுட்டதானால வேறு டெத்தாகிட்டு இருந்தாலே போதும் யார் சுட்டதாக இருந்தாலும் ஒரு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ரெட்டு டாட்டு தான் காட்ட மாட்டேன்னு இருக்குது வேறு எதுவும் இல்லை இது ஏகேக்கு தானே இல்லை எல்லா எவல்யூஷன் கட்டுக்குமே MP40 la sottala e deve